வந்து உங்கள் சேனலில் குரூப்பை வந்து ரீச் பண்ண முடியும் அதாவது அதிகப்படியான மெம்பர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ண முடியும் அண்டு சோஷியல் மீடியாவில் வந்து உங்களோட சேனலை சேனலில் வந்து ஈஸியாக வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் அது எப்படி எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு வீடியோக்கு மேலே போட்டுருக்கோம் லட்சக்கணக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டேரெக்டாக வந்து பிளாக் மூலமாக கொடுத்துருக்கோம் அண்ட் அதோட வெப்சைட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதை தான் நம்ம முழுசாக சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்கும் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு டைப்பில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருவோம் டிஃப்ரெண்ட் டைப்பான குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு வீடியோக்கு மேலே போயிட்டுருக்கு லட்சக்கணக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link and website link வந்து ப்ரொமோஷன் இருக்கோம் ஸோ உங்களோட லிங்க் வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ சைடில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்க்கே நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குரூப் லிங்க் வந்து எப்படி ப்ரமோஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் டெலகிராம் அப்ளிகேஷன் வச்சிடல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டெலகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் வரும் ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் மாதிரி தான் டெலகிராமும் ஸோ வாட்ஸ்அப்க்கு டெலகிராமுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஃபைல்ஸ் எல்லாம் பிக் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ண முடியாது பட் டெலிகிராமில் வந்து அப்படி கிடையாது டெலிகிராமில் வந்து பிக் கம்யூனிட்டி ஃபைல் ஜிபி கணக்கில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஒரே ஃபைலாக சென்ட் பண்ண முடியும் அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு சில ஃபார்மேட் மட்டும் தான் சென்ட் ஆகும் டெலிகிராமில் அப்படி கிடையாது நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணாலும் சென்ட் பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அண்டு டெலிகிராமில் வாட்ஸ் வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஒரு ஐயாயிரம் மெசேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கால் மணி நேரம் ஆகும் நெட்டு ஸ்பீடாக இருந்தாலும் பட் டெலிகிராமில் அப்படி கிடையாது ஐயாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மெசேஜ் கூட ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ்க்குள்ளே மினிமம் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வந்து எல்லா மெசேஜும் வந்து லோட் ஆகிரும் அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து இருக்கும் இது ரெண்டுக்கும் இதாக டிஃப்ரெண்ட் அண்ட் வந்து எமோஜியும் எமோஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட எமோஜிஸ் வந்து டெலகிராமில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து அழ ரொம்ப இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் அப்படின்னா வந்து இரநூத்தி நாற்பத்தேழு பேர் ஆட் பண்ண முடியும் பட் டெலகிராமில் வந்து அன்லிமிட்டட் மெம்பர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மெம்பர்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் குரூப் மட்டும் தான் இருக்குது அண்டு ப்ராட்காஸ்ட் இருக்குது ப்ராட்காஸ்ட் அப்படின்றது நீங்கள் எல்லாரையும் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிட்டு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரே மெசேஜ் வந்து எல்லாருக்குமே அட் அ டைமில் ஃபார்வர்ட் பண்ணுறது அதான் ப்ராட்காஸ்ட் பட் டெலகிராமில் அப்படி கிடையாது குரூப்பு சேனல் ரெண்டு வேரியேஷன் கொடுத்துருக்காங்க குரூப் அப்படின்னா வந்து எல்லாருமே கம்யூனிகேஷன் பண்ணலாம் அதில் செட்டிங்ஸ் நிறைய இருக்குது அந்த சேனல் அப்படின்னா அட்மின் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும் அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கிளிக் பட்டன் பட்டன்ஸ் எல்லாம் வந்து டெலகிராமில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பட் வாட்ஸ்அப்பில் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு ஃபைலோ இமேஜோ மட்டும் தான் கன் பண்ண முடியும் பட் டெலகிராமில் வந்து எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஷனு ஃபியூச்சர்க்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஓகே இதான் இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணுறது எப்படி ஈஸியாக வந்து ரீச் பண்ண வைக்கிறது கூகுளில் உங்களோட டெலகிராம் குரூப்பை அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஃபுல் டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதோட அட்ரஸ் வந்து டேரெக்டாக நம்ம சேனலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் பிளாகரோட ஸோ கீழே பிளாக் அட்ரஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுற மூலமாக வந்து இந்த ஒரு பேஜுக்கு வந்து வந்துக்கலாம் இந்த பேஜுக்கு கிளிக்க நம்ம சேனலில் போயிட்டு சாரி நம் கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட பிளாக் பேஜுக்கு போய்க்கலாம் அங்கே வந்து கிளிக்கர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துக்கலாம் இதில் வந்துட்டு நீங்கள் ஆடு குரூப் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஆடு குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட குரூப் நேமை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும் டெலகிராம் குரூப் லிங்க் இந்த இடத்துல வந்து குரூப் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப் லிங்க்கை வந்து என்டர் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி என்டர் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிள் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க டி டாட் மீ அடுத்த லிங்க் இருக்கும் ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குரூப்லேயே ஹைடில் இருக்கும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இது வந்து என்ன கேட்டகரி லிங்க்குன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க என்ன லாங்குவேஜ் ஆறு லாங்குவேஜாக இருந்தால் ஆறு லாங்குவேஜ் இல்லை பர்டிகுலராக ஒன் லாங்குவேஜ் அப்படின்னா ஒன் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஆல் லாங்குவேஜுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அன்லிமிட்டட் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் அண்டு குரூப் வந்து என்ன டைப் சேனலாக குரூப்பாக அப்படின்னு கேட்டிருக்காங்க சேனல் குரூப் ரெண்டுத்தையும் வந்து இதில் போஸ்ட் பண்ண முடியும் ஸோ சப்மிட் டெலகிராம் குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சேனலில் வந்து ஜாயின் இந்த பேஜில் வந்து இவங்க ஆட் பண்ணிக்குவாங்க ஸோ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப்பை இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட பயோ டேட்டா டேட்டாஸை வந்து எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ நியூஸ் எடுத்தோம் அப்படின்னா நியூஸில் லட்சக்கணக்கான குரூப்ஸ் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் எடிட்டிங் அண்ட் ஷேரிங் வந்து அவைலபிளாக இருக்குது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு ஒன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராமில் ஓப்பன் ஆகும் ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களோட சேனலில் வந்து ஈஸியாக வந்து இவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்க இந்த குரூப் மூலமாக வந்து ஈஸியாக குரூப் அண்ட் சேனலில் வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க அதேமாரி நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கிற லிங்க்கில் வந்து எந்த குரூப்பில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த உங்களுக்கு கேட்டகரி வேரியேஷனில் என்ன குரூப் தேவைப்படுதோ வந்து இதில் அன்லிமிட்டட் மெம்பர்ஸ் அன்லிமிட்டட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு உங்களோட குரூப் அண்ட் சேனலில் வந்து அன்லிமிட்டட் மெம்பர்ஸை வந்து ஜாயின் பண்ண வைக்கிறது வந்து இதில் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளிக் கிளிக் பண்ணணும் பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போகிற டெய்லி போகிற ஒவ்வொரு புத்தம் புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் இந்த நாலு லாங்குவேஜில் வந்து ஒரு சில நாட்களில் வந்து ரிவ்யூ பண்ணலாமல் இருக்கும் ஸோ யாருன்னா வந்து இந்த டீம் மூணு டீம் மூணு லாங்குவேஜ் டீம் வந்து தேவைப்படுது அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் என்ன மாதிரி பேசி ரிவ்யூ பண்ணணும் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து ஆள் தேவைப்படுது மலையாளம் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜில் ஆள் தேவைப்படுது ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் வந்து நம்ம சேனலை வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான வாய்ப்பை வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து ஃபார்மர்ஸ் வந்து நீங்கள் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த கோயில்கள் எதனா பண்ணுறீங்க பொருட்களை வந்து விற்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கீங்க ஃபார்மர் குரூப் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுறோம் ஸோ ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லிங்க்கை வந்து நம்ம சேனல் மூலமாக வந்து ஈஸியாக வந்து வேர்ல்டு வைடு வந்து கொண்டு போகலாம் அப்படின்றது நோக்கத்துக்காண்டி தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக லிங்க்குக்குன்னு சேனல் கிடையாது மோஸ்ட்லி வந்து eighteen plus video and another video வந்து போட்டிருப்பாங்க பட் நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடில் வந்து லிங்க்குக்காண்டி வந்து தனியாக பேஸ் பண்ண சேனல் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து கிப் பண்ணாமல் பாருங்கள் அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான லிங்கோட பார்க்கலாம் ஓகே பாய் திருப்பூர் கோவை சேர்ந்த கல்லூரி மாணவர்களாக இருந்தால் எங்களது கலாம் ஷிப்டி சர்வீஸில் இணைந்து பகுதி நேர வேலைவாய்ப்பை பெற்று பயன்பெறுங்கள் இந்த வீடியோவை வழங்குவோர் கலாம் ஷிப்டி சர்வீஸ் கலாம் பட்ட உதவி மையம் திருப்பூர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு